நடிகர் மடிசா எப்படி கட்டணும்னு கட்டி காட்டணும் கட்டி காட்டுறேன் இதுதான் போதிச்ச புடவை சரியா சரிம்மா சரி பதினெட்டு முழக்கம் போதிச்சம் புடவை சரிம்மா தலைப்பை நம்ம விட்டுணும் சரியா சரி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நுனியில் இந்த சைடு அடுத்த பக்கம் ஒரு ஏழு கொசும் வச்சுக்கலாம் சரி அவளுக்கு தகுந்த மாதிரி சரி ஸ்ட்ரெச்சர் அப்படி இருக்காளோ தகுந்த மாதிரி ஏழு கொசும் வச்சுக்கலாம் உனக்கு ஏழு வச்சா சரியாகும் சரியா சரிம்மா ஒல்லியா இருக்கிறவளுக்குலாம் இங்கே இருக்கிற அளவுக்கு இன்னும் ஜாஸ்தி வச்சுக்கலாம் சரி ம் இடது பக்கமா பாருங்க நீட்டியாக இருக்கும் முன்னாடி இருக்கு வர ஹைட்டு கரெக்டாக இருக்கு அப்புறம் கூட இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சரியா கொண்டுட்டு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா படம் அவராத சரியா இருக்கும் சரியா லேசாக நான் முடிச்சு போடுறேன் அப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி கழுகிப்போம் அப்புறம் கட்டிப்போம் சரியா இப்படியே இருக்கு அதுக்கப்புறமா படம் எடுத்துக்கும்போது சொல்லிக்கலாம் இந்த இடத்துல போய் சொல்லுங்களோ என்ன சொல்லிக்கலாம் அவராத இவ்வளோ தள்ளி போகக்கூடாது இப்படி போனால் தடுப்புற வர மாதிரி நீ நல்லா சொல்லிக்கணும் சரியா அதுக்கப்புறம் சரி இந்த காலுக்கு இந்த காலை நல்லா கட்டிக்கும் போது ஆட்டி வச்சிருந்து நல்லா ஆட்டிக்கணும் கால் எடுத்து எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுத்துட்டு வந்து தூக்கிடணும் புடவை சரி அதுக்கப்புறம் இது கொண்டு அழகாவே இந்த சொல்லி சரியா விடாத அப்படின்னா சொல்லி சொல்லி இந்த பக்கம் இருப்பேன் இதை அப்படி எடுத்து இப்படி சொல்லிடலாம் இந்த முகம் அது பற்றிய அதை பிடிக்கணும்னு கேட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழகாக அந்த முகத்தை அப்படி பிடிச்சிட்டே கொண்டு வரணும் வந்து இப்படி கொண்டு வரணும் வந்து இப்படி விட்டுறணும் சொல்லி வச்சுக்கோம் தட்டில் தண்ணி போட்டுட்டோம்னா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படியே அப்படியே இல்லை அப்படியே சொல்லுங்க からね ऑप्शंस के मुझे की முன்னாடி திரும்ப பார்த்தா சரியா இருக்கு அழகா இருக்கு கொசு அழகா இருந்துச்சு ஒரு ஒரு பார்க்கலாம் சரியா இருக்குன்னு பார்க்குறேன் அழகா இருக்கு வினிதா சூப்பராக இருந்தது என்ன இப்படி திரும்ப பார்க்கலாம் லேசாக நட பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன் அழகா இருக்கே என்ன பண்ணுற ஜோராக இருக்கிறாங்க கரெக்டாக இருக்கும் கட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி இந்த பக்கம் தூக்கிட்டு இந்த தூக்கிட்டு